friends welcome to Automaster today நம்ம Bajaj Pulsar NS one sixty bike பற்றி நம்ம பார்க்கலாம் அதோட ஃபீச்சர்ஸ் டிசைன் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் அண்ட் வால்கரோன் ரிவ்யூஸ் பற்றி நம்ம பார்க்கலாம் இந்த பைக்கில் மெயினான ஃபீச்சர்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஐ response ABS system with single channel twin disc brakes twin spar DTS engine oil cooled இந்த மாதிரி நிறைய ஃபீச்சர்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க perimeter frame muscular styling Nitrox suspension இந்த மாதிரி நிறைய டிசைன்ஸ் நல்லா மேக் பண்ணப்பட்டிருக்கு வாங்க இதோட engine specification and other features பற்றி நம்ம பார்ப்போம் இந்த பைக்கோட இன்ஜின் மாடல் பற்றி நம்ம பார்க்கும்போது இன்ஜின் பார்த்தீங்கன்னா one sixty point three CC single cylinder DTSi oil cool இன்ஜின்னால் இது டிசைன் பண்ணப்பட்டிருக்கு இந்த பைக் எவ்வளோ மேக்ஸிமம் பவர் கொடுக்குது பார்த்தீங்கன்னா fifteen point three BHP which means horse power at eight thousand five hundred ஆர்பிஎம்மில் உங்களுக்கு வந்து பவராக வந்து கொடுக்கும் அண்ட் தர் மேக்ஸிமம் டார்க் பார்த்தீங்கன்னா fourteen point six newton meter at six thou six thousand five hundred RPM இதோட ஃபீல் சப்ளை சிஸ்டமாக என்ன கொடுக்குறான்னு பார்த்தீங்கன்னா கார்பரேட்டர் சப்ளை சிஸ்டமாக தான் உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க இதில் நம்பர் ஆஃப் கியர்ஸ் எவ்வளோ பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஸ்பீட் கியர் பாக்ஸ் தான் அதில் கிளச்சஸ் பார்த்தீங்கன்னா வெயிட் மல்டிபிள் கிளச்னால டிசைன் பண்ணப்பட்டிருக்கு தென் இதோட சேசிஸ் அண்ட் சஸ்பென்ஷன் பற்றி நம்ம பார்க்கும்போது சேசிஸ் டைப்பாக வந்து உங்களுக்கு பெரிமீட்டர் ஃப்ரேம் டிசைனால் உங்களுக்கு மேக் பண்ணப்பட்டிருக்கு இதோட front suspension telescopic fork suspension and rear suspension பார்த்தீங்கன்னா நிட்ராக்ஸ் மோனோ சஸ்பென்ஷன் இந்த பெரிமீட்டர் ஃப்ரேம்னால் என்ன யூஸ்ன்னு பார்த்தீங்கன்னா which gives high stiffness and low flex நீங்கள் பைக் ரைடிங் பண்ணும்போது எந்த ஒரு ஷாக் அப்சர்வ் பண்ணோம் லோ ஃப்ளெக்ஸாக தான் உங்களுக்கு வந்து ஷாக் அப்சர்வ் பண்ணும் அந்த பவர் வந்து இந்த பெரிமீட்டர் ஃப்ரேமுக்கு வந்து உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு ஆஃப்டர் இதோட பர்ஃபார்மன்ஸ் அண்ட் ஃபியூல் கன்சப்ஷன் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா மைலேஜாக வந்து forty five kilometre per litre உங்களுக்கு வந்து கொடுக்கும் ஓவராலாக ரேஞ்ச் ரைடிங் ரேஞ்ச் எவ்வளோ நீங்கள் கிலோமீட்டர்ஸ் நீங்கள் ட்ரைவ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஃபார்ட்டி கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் நீங்கள் வந்து ட்ரைவ் பண்ணலாம் ஃபுல் டேங்க் ஃபுல் டேங்க் நீங்கள் ஃபில் பண்ணிவிட்டு நீங்கள் ட்ரைவிங் பண்ணலாம் இதோட டேங்க் கெப்பாசிட்டி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா டுவெல் லிட்டர்ஸ் ஆஃப் பெட்ரோல் நீங்கள் வந்து ஃபில்அப் பண்ண முடியும் அண்ட் இதோட வெயிட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா hundred and forty two KGs உங்களுக்கு வந்து வெயிட்டாக கொடுக்குது அண்ட் இதோட சீட் ஹைட் பார்த்தீங்கன்னா eight nought five MM which means two point five feet ரெண்டு புள்ளி அஞ்சு அடி வரைக்கும் உங்களுக்கு வந்து சீட் ஹைட்டாக உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க ஜென் இதோட பிரேக்கிங்ஸ் பற்றி நம்ம பார்க்கும்போது ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா சிங்கிள் சேனல் ஏபிஎஸ் சிஸ்டம் உங்களுக்கு கொடுக்குறாங்க which use high response ABS system நல்ல ஒரு பிரேக்கிங் எஃபிஷியன்சி உங்களுக்கு வந்து இந்த டிஸ்க் மூலமாக உங்களுக்கு வந்து கிடைக்கும் அது ஆஃப்டர் இதோட இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் பற்றி நம்ம பார்க்கும்போது அனலாக் அண்ட் டிஜிட்டல் டைப்பில் உங்களுக்கு வந்து கொடுக்கப்பட்டிருக்கு இதில் என்னெல்லாம் நம்ம வீவிங் பண்ண முடியும் பார்த்தீங்கன்னா speedometer fuel warning indicator fuel gauge low oil indicator low battery indicator clock trip meter trip meter count and pass light இந்த மாதிரி நிறைய ஃபியூச்சர்ஸ்னால உங்களுக்கு இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க அண்ட் ஒரு லைட்டிங் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆலோஜன் லைட் கொடுத்துருவாங்க பேக்கில் வந்து டெய்லி எல்இடி லைட் தான் உங்களுக்கு டிசைன்னால் உங்களுக்கு மேல் பண்ணப்பட்டிருக்கு இதோட ஆன் ரோட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா அபவுட் நைன்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் உங்களுக்கு வந்து செல்லிங் பண்ணுறாங்க ஓவராலாக இந்த பைக்கோட டிசைன்ஸ் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது இதோட handling bike handle handling and இதோட டேங்க் அண்ட் இதோட பெயிண்டிங்ஸ் அண்ட் இதோட சீட்டிங் எல்லாமே வந்து ஓவராலாக சூப்பராக இருக்குது யங்ஸ்டர்ஸ் வந்து இந்த பைக் வந்து ரொம்ப பிடிக்கும் ரொம்ப விரும்பி இந்த பைக்கை வந்து ட்ரைவ் பண்ணுவாங்க இது நல்ல ஒரு ஸ்போர்ட்ஸ் பைக்காக இருக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பஜாஜ் என்எஸ் ஒன் சிக்ஸ்டியோட full reviews specifications and other திங்ஸ்லாம் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் and if you want to say something about this video write a comment in the comment section thank you all friends bye have a nice day